hello all I am Surya welcome to Apple advice இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோன் டுவெலோட ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம் ஸோ ஃபுல் ரிவ்யூன்னு சொல்லும் போது இந்த ஐஃபோன் டுவெலில் இருக்கிற டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பேச போகிறது இல்லை ஸோ இந்த ஐஃபோன் டுவெலில் இருக்கிற டிஸ்பிளே வேற லெவலாக பின்னாடி இருக்க கேமரா நல்லா இருக்கா இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது பேட்டரி எவ்வளோ நேரம் வரும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஐஃபோன் டுவெல் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற என்னோட ஒப்பீனியனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆப்பிள் இந்த வாட்டி ஐஃபோன் டுவெல் சீரீஸ்ல இருக்கிற எல்லா ஃபோனுக்குமே ஓலட் டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க iPhone eleven pro and iPhone eleven pro மேக்ஸுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க போன வருஷத்தோட iPhone eleven pro starting price பார்த்தீங்கன்னா one lakh so one lakh மதிப்புள்ள ஃபோனில் வர டிஸ்பிளேவை ஆப்பிள் இந்த வாட்டி அவங்களோட ஐஃபோன் டுவெல் மினி அண்ட் டுவெல்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எண்பதாயிரம் ரூபாய் தான் ஐஃபோன் டுவெல் மினியும் டுவெல்லும் ஸோ எண்பதாயிரம் ரூபாய் ஃபோன்லேயே ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குற டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க இந்த வாட்டி ஆப்பிள் ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்கனால நல்ல கேமிங் நல்ல வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது இதோட ரெசல்யூஷனும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் ஹெச் ஹெச்டி டிஸ்பிளேனே சொல்லலாம் சிக்ஸ்டி ஹர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஐஓஎஸோட கம்பைன் ஆகும் இது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது ஐஃபோன் டுவெல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செராமிக் சீல் அப்படின்ற கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்திருக்க கிளாஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க ஸோ கீழே போட்டாலும் ஃப்ரண்ட் சைடுக்கு ப்ராப்ளம் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் பேக்லேயும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் ஸோ ஐஃபோன் டுவெல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க ரெண்டுமே டுவெல் மெகா பிக்சல் கேமரா தான் பட் ஃபோட்டோஸ் எல்லாம் செம்ம கிளியராக வரும் இருக்கிறத இருக்கிற மாதிரியே காமிக்கும் பத்தாததுக்கு கிளாரிட்டி மற்ற எல்லா விஷயமும் செம சூப்பராக இருக்கும் இதில் ரெண்டு கேமரா கொடுத்துருந்தாலும் இதில் நைட் மோடுன்னு இருக்கு போர்ட்ரேட்டில் எல்லாத்துலேயும் எடுக்கும்போது ஃபோட்டோ சூப்பராக வருது அதுவும் நைட் மோடில் எடுக்கும்போது ஃபோட்டோ செம்ம வெளிச்சமாக வருதுன்னே சொல்லலாம் மற்றபடி நார்மல் ஃபோட்டோஸு வீடியோஸ்க்கெல்லாம் இது தார்மாராக வேலை செய்யுது ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு டுவெல் மெகா பிக்சல் கேமரா இதில் எடுக்கிற செல்ஃபியும் சூப்பராக இருக்குது வீடியோன்னு பார்க்கும்போது செம்ம கிளியராக வருது எடுத்த வீடியோ எல்லாமே ஸ்மூத்தாகவும் செம்ம கிளாரிட்டியாகவும் வருது இதில் four K sixty frames per second Dolby Vision அந்த மாதிரி எல்லா வீடியோ டைப்ஸும் எடுக்கலாம் ஒரு டால்பி விஷன் வீடியோவை ஒரு ஃபோனில் எடுக்க முடியறதே செம பெரிய விஷயம் ஆனால் இதில் அந்த டால்பி விஷன் வீடியோவை நீங்கள் எடிட்டும் பண்ணலாம் அப்போ பார்த்துக்கோங்க இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசும்போது இதை அடிச்சுக்க வேறு எந்த ஃபோனுமே இப்போதைக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன் இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா A fourteen Bionic chipset Apple சொல்கிறாங்க இதுதான் வந்து இருக்கத்திலே வந்து ஃபாஸ்டஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு வருஷமும் அவங்க அதை தான் சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் செம சூப்பராக இருக்கும் ஐஓஎஸ் ஃபோர்டீன் கூட இந்த ஏ ஃபோர்டீன் இணையும் போது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது நார்மலான ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும் டே டு டே ஆப்ஸ்லாம் இதுக்கு ஒரு மேட்டரே இல்லை ஸோ ஹெவியான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஆப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபோர் கே வீடியோ முதல் கொண்டு எடிட் பண்ண முடியும் ஸோ இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஆப்லேருந்து நம்ம சூப்பரான ஆப் வரைக்கும் எல்லாமே வந்து இது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுதுன்னே சொல்லலாம் ஒரு லேகுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஃபோர் கே வீடியோலாம் வந்து ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகுது அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர்டீன் சிப் செட்டை இந்த ஃபோனில் கொடுத்துருக்கனால வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோ எடிட்டிங் அதுக்கப்புறம் வேறு பெரிய பெரிய கஷ்டமான ஆப்ஸ்லாம் கூட இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுதுன்னே சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினே இருக்குமோ நம்ம வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிடலாம் கேமிங்னு வந்தால் ஐஃபோனில் வந்து மாறா வேலை செய்யணும் சொல்லலாம் ஐஃபோன் டுவெல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஏ ஃபோர்டீன் சிபியூ கொடுத்துருக்காங்க அப்போ ஜிபியும் அவங்களோட ஜிபியூ தான் அந்த ஜிபியூ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கேம்ஸுமே வந்து வேற லெவல் ஹேண்டில் பண்ணி சொல்லலாம் நான் இதில் பப்ஜி சிஓடி எல்லாம் விளையாடிருக்கேன் பப்ஜிலாம் வந்து ஃப்ரேம் டிராப்புக்குன்ற பேச்சுக்கே இடம் இல்லை சிஓடிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக ரன் ஆகும் பப்ஜிலாம் நீங்கள் வந்து எப்போ விளாட்னாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லோட் ஆவீங்க ஸோ அந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய கேம்ஸுமே இது வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங் பவர்ஃபுல்லான கேம்ஸ் எல்லாமே இது சர்வ சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுது பட் ஒரே ஒரு கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ உங்களால் சிக்ஸ்டி எஃபிஎஸ் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும் ஸோ பப்ஜி ஆகட்டும் சிஓடி ஆகட்டும் அதில் நைன்ட்டி எஃபிஎஸ் சப்போர்ட் இருந்தாலும் இதில் வந்து உங்களால் அந்த நைன்டி எஃபிஎஸ் சப்போர்ட்டாக யூஸ் பண்ண முடியாது மேக்ஸிமமே உங்களால் சிக்ஸ்டி எஃபிஎஸ் தான் யூஸ் பண்ண முடியும் கேம்ஸில் வர சவுண்டு எல்லாமே செம்ம லவுடாக இருக்கும் இந்த சவுண்டு வந்து நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போதும் சரி அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கண்டென்ட் பார்க்கும்போது சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அப்புறம் கீழெல்லாம் ஸ்பீக்கர் இருக்குது எல்லாத்துலேருந்து சவுண்ட் வருது ரொம்பவே சூப்பரான சவுண்ட்னு சொல்லலாம் இதை நீங்கள் கேட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக மெயினாக பேட்ரி பற்றி பேசிடலாம் பேட்ரின்னு பார்க்கும்போது ஐஃபோன் லெவன் போலவே தான் ஐஃபோன் டுவெல் நிற்கும் அப்படின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க பட் ஐஃபோன் லெவனை விட ஒரு டூ டு த்ரீ ஹார்ஸ் எக்ஸ்ட்ராவே நிற்கிதுன்னே நான் சொல்லலாம் ஸோ ஒரு நார்மலான யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபுல் டே வரும்னே சொல்லலாம் ஒரு மீடியமான யூஸ் பண்ணாலும் ஒரு ஃபுல் டே வருது அதுக்கு twenty watts fast charger use பண்ணி சார்ஜ் பண்ணும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு ஃபிஃப்டி தேர்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சிடும் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சிடும் ஸோ இதனால் இந்த ஃபோன் வந்து சார்ஜு நிற்காது அப்படிலாம் நினைக்க நினைக்காங்க ஒரு ஒன் டே வந்து அசால்ட்டாக வருதுன்னே சொல்லலாம் இது இல்லாமல் அவங்க புதுசாக ஆப்பிள் வந்து மேக் சேஃப்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ஒரு மே சார்ஜர் அதை நீங்கள் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அது ஒட்டிக்கும் ஸோ அந்த சார்ஜர் வந்து ஒரு four thousand five hundred rupees வரும் அது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸில் ஃபிஃப்டீன் வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒய்ஃபை ஃபோர் ஜி யூஸ் பண்ணும்போது கிடச்ச பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி சப்போர்ட்டாக ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஃபைவ் ஜி இந்தியாவில் இல்லை அது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரி லைஃப் ட்ராப் ஆகும்னே சொல்லலாம் மற்றபடி மேக் சேஃப் சார்ஜருக்கு ஒரு டுவெண்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கு இதை வச்சு நீங்கள் இந்த ஃபோனை வந்து பேட்டரி பற்றி கவலைப்படாமல் யூஸ் பண்ணலாம் கடைசியாக ஐஃபோன் டுவெல் வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா இதில் அப்கிரேட் பண்ணியிருக்க விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஓலட் டிஸ்பிளே இது வந்து ஒரு தாறுமாறான டிஸ்பிளே செகண்டாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க கேமரா இது ரெண்டுமே வந்து சூப்பராக எடுக்கும் வீடியோஸும் ஃபோட்டோஸும் அதுக்கப்புறம் இதில் மேக் சேஃப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க செராமிக் ஷீல்டு கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபோன் கீழே போட்டாலும் ஃப்ரண்ட் கிளாஸ் உடையா சொல்கிறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ஃப்ளாட் ஸ்கொயர் எஜஸ்க்கு மாற்றிருக்காங்க பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக ஐஃபோன் டுவெல்ல யோசிக்காமல் வாங்கலாம்னே சொல்லலாம் ஐஃபோன் டுவெல்ல பார்த்தீங்கன்னா ஆறு கலர் இருக்குது white black blue green purple product red purple தான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்தது அதுக்கப்புறம் மூணு கெப்பாசிட்டி வேரியன்ட் இருக்குது sixty four GB one twenty eight GB two fifty six GB iPhone டுவெல்லோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் ஆகுது sixty four GB variant eighty thousand rupees கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அதை வந்து ஒரு மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் வச்சுக்க போகிறோம் அது வந்து நம்ம அறுபத்தி நாலு ஜிபி வந்து பத்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டின் ஜிபி காலியாகிடும் ஸோ ஃபிஃப்டி ஜிபி தான் ஸ்டார்டிங்கில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் நார்மலாக இதில் எடுக்கிற டால்பி விஷன் அந்த மாதிரி நார்மலாக வீடியோ எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய ஆகிடும் டே டு டே ஆப்ஸும் வந்து நிறையா வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகும் பத்தாவதுக்கு அதர் அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் நிறைய ஐஃபோன் பிடிச்சினே வரும் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தவே பத்தாது ஸோ நீங்கள் எண்பதாயிரம் கொடுத்து வாங்குறதுனால இன்னும் ஒரு அஞ்சாயிரரூபா போட்டு நீங்கள் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து iPhone twelve one twenty eight GB தான் வாங்கணும் நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி தான் ஸோ இந்த எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வாங்குறதுனால ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபினா கண்டிப்பாக ஒரு hundred GB one ten GB கிட்ட ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸடு நீங்கள் ஒரு ஆப்பிள் ஸ்டோர்லேயோ இல்லை பூர்விகா அந்த மாதிரி எங்கேயோ போய் வாங்கினீங்கன்னா பட் நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்கினா நல்ல நல்ல ஆஃபர்ஸு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அமேசானில் இந்த ஃபோனை நான் வாங்கினேன் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினேன் இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஹெச்டிஎஃப்சி டிஸ்கவுண்ட் அது இல்லாமல் ஒரு நாலாயிரரூபா அவனே குறைச்சிருந்தான் ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் இருக்க ஃபோன் வந்து செவன்ட்டி தௌசண்ட் மொத்தமாகவே குறைச்சி கூட நான் பார்த்துருக்கேன் அமேசானில் ஸோ அமேசானாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் நம்பி வாங்கலாம் ரெண்டுமே வந்து ஆப்பிளோட ஒரிஜினல் ஃபோன்ஸ் தான் வரும் ஸோ ஒரு பத்தாயிரரூபா இல்லை அஞ்சாயிரரூபா மினிமம் குறையணும்னா கண்டிப்பாக நீங்கள் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள் ஆல்சோ இந்த ஃபோனுக்கு அப்போத்திக்கு அவைலபிளாக இருக்கிற கேஷ்பேக் ஆஃபர்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபோன் வாங்கும் போது நல்ல டிஸ்கவுண்ட்டோட வாங்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Apple advice also follow me in Instagram at Apple underscore advice underscore Tamil